கணவனை கொல்ல ஏழு ஆண்டுகள் ஸ்பெஷல் சாப்பாடு சமைத்த மனைவியை போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கணவனை கொல்ல வேண்டும் அதே நேரம் தன் மீது எந்த பழையும் விழக்கூடாது என்பதற்காக கணவனுக்கு ஸ்பெஷல் சாப்பாடு தயாரித்து கொடுத்து வந்திருக்கிறார் மனைவி இப்படி ஒரு நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் அல்ல ஏழு வருடங்களாக கணவனுக்கு இப்படி ஸ்பெஷல் சாப்பாடு தயாரித்து கொடுத்து வந்திருக்கிறார் தற்போது இது கணவனுக்கு தெரியவர அவர் கொடுத்த புகாரின் பேரில் அந்த மனைவி கைது செய்யப்பட்டிருக்கிறார் கேரளாவில் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது கேரள மாநிலத்தில் திருவனந்தபுரத்தைச் சேர்ந்த சுரேஷ் கோட்டயம் பாலா பகுதியைச் சேர்ந்த ஆஷாவை திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக இருவருமே ஐஸ்கிரீம் தொழில் நடத்தி வந்துள்ளனர் கேரளாவில் உள்ள ஐஸ்கிரீம் பார்களுக்கு ஐஸ்கிரீம் சவளை செய்யும் பணியில் ஈடுபட்டு வந்திருக்கிறார் சுரேஷ் அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறார் மனைவி ஆஷா தொழில் வந்த வருமானத்தின் மூலம் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் கோட்டயத்தில் பாலா பகுதியிலேயே சொந்தமாக வீடு கட்டி குடிபெயர்ந்து இருக்கிறார்கள் புது வீடு கட்டிய பின்னர் சுரேஷுக்கும் ஆஷாவுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது இதன் பின்னர் சில காலம் கழித்து சுரேஷிற்கு தொடர்ந்து உடல் நலம் சரியில்லாமல் போயிருக்கிறது இதற்காக அவர் பல மருத்துவமனைகளை கழித்துச் சென்று சிகிச்சை எடுத்து வந்த போதிலும் எந்த பலனும் இல்லாமல் போயிருக்கிறது இந்த நிலையில் வேலை நிமித்தமாக ஒரு மாத காலம் அவர் வெளியூரில் தங்கியிருந்திருக்கிறார் அப்போது அவருக்கு உடலில் எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை இதனால் அவருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கிறது இதைவிட அதிர்ச்சியாக அவர் ஒரு மாதம் கழித்து வீடு திரும்பிய உடனேயே மீண்டும் பழையபடி உடல் நலம் சரி இல்லாமல் போயிருக்கிறது வெளியூரில் ஒரு மாதம் தங்கியிருந்தபோது உடல்நிலை நன்றாக போது தற்போது வீட்டிற்கு வந்த உடனேயே என் உடல்நிலை சரியில்லாமல் போகிறது என்பது குறித்து சந்தேகம் அடைந்து அவர் சுரேஷ் மனைவியை கண்காணிக்க ஆரம்பித்திருக்கிறார் அவர் அடிக்கடி மெடிக்கல் ஷாப்பிற்கு சென்று மருந்து வாங்குவதை கவனித்திருக்கிறார் இதையடுத்து ஆஷாவின் தோழியை பிடித்து விசாரித்ததில் உண்மை வெளியே வந்திருக்கிறது மெடிக்கல் ஷாப்பில் இருந்து மாத்திரைகள் வாங்கிட்டு வந்து மெல்ல மெல்ல கொல்லும் விஷத்தை தனக்கு கொடுத்து வந்திருக்கிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் இருந்து இதை செய்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்திருக்கிறார் கணவன் சாக வேண்டும் தன் மீது எந்த பழையும் வந்து விடக்கூடாது என்பதற்காக மெல்ல கொல்லும் இந்த விஷத்தை சாப்பாட்டில் தினமும் கலந்து கொடுத்து வந்திருக்கிறார் என்பதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த சுரேஷ் இதுகுறித்து போலீசில் புகார் தெரிவிக்க போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்